வீல் சிப்ஸு வெங்காயம் சிப்ஸ் எல்லாம் வாங்கி வந்திருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ரொம்ப காரமாக இருக்கிற இதுதான் எடுத்துருக்கேன் சூப்பராக இருக்குது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது இது இதுவும் சேம் டேஸ்ட்டு தான் இருக்குது ஆனால் காரம் மட்டும் இதில் ஹெவியாக இருக்குது இது உருளைக்கிழங்கு முறுக்கு இது பாருங்க இதுக்கு முன்னாடி கூட நான் வீடியோ போட்டிருக்கேன் இதை பற்றி இது ரஸ்க்கு ஸ்வீட்டாக இருக்கும் சந்தையிலெல்லாம் இது அதிகமாக சேல் ஆகுது நாங்களும் ஒரு அரை கிலோ வாங்கியிருக்கோம் நீங்களும் வாங்கி சாப்பிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அனுப்புங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ சந்திக்கிறோம் பாய்